குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரி ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது இந்த நாம் பார்க்க போகிற அந்த கோயிலில் கோயில் உட்புற சுவரில் அந்த மேற்புற சுவரில் வந்து நிறையா வந்து ஓவியங்கள் வரைந்துருப்பாங்க நீங்கள் இப்போ வந்து இப்போ அந்த வீடியோவில் இமேஜஸ் பார்க்குறீங்க இல்லையா இதில் வந்து ஒரு டிசைன் மாதிரி டிசைன் மாதிரி இருக்குது அது வந்து எல்லாருமே பூ போட்டிருக்காங்க டிசைன் உரைஞ்சிருக்காங்க சும்மா இஷ்டத்துக்கு கலர் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கோயிலில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒவ்வொரு வரலாறுக்கும் நிறைய படிக்கிறோம் சும்மா சாதாரணமாக எந்த ஒரு விஷயமே அவங்க போடல சரிங்களா அந்த மேலே இருக்கிற அந்த ஓவி ஓவியங்கள்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சக்கரங்கள் சக்கரங்கள் அனைத்துமே சக்கரங்கள் அதுதான் நீங்கள் கோலமாக போடணும் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கோலத்துக்கும் கோலத்துக்கும் இந்த வீடியோக்கும் நிறைய தொடர்பு இருக்குது நீங்கள் அந்த பாருங்கள் அந்த ஏன்னா அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற மூலாதாரம் சுவாதிஷ்டம் சுவாதிஷ்டானா அநாகதா நகர விசுத்தி யாகினை சகசரம் சரிங்களா இந்த ஏழு சக்கரங்களும் நம்ம உடலில் இருக்குது இந்த ஏழு சக்கரங்களும் நம்ம உடல் நம்ம வந்து உயிர் வாழ்கிறதுக்கு சமநிலையில் இருக்கணும் சரிங்களா அதுதான் நம்ம இயக்கிட்டு இருக்கணும் பல சக்கரங்களுக்கு ஸ்ரீ சக்கரம் சுரசன சக்கரம் இந்த மாதிரி பல சக்கரம் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு டிசைன் இருக்குது இந்த சக்கரத்தை வந்து ஆனால் கோயிலில் வந்து இந்த ஏழு சக்கரங்கள் மட்டும் தான் வரைண்டு இருப்பாங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மாறுபடும் இந்த மேலே வந்து சுவர்லேயும் சில நேரத்தில் வந்து கீழேயும் சில நம்ம சில நேரத்தில் வந்து அந்த கோயில் மண்டபத்தில் தனியாக அந்த கோயில் வந்து கீழேயும் உறைஞ்சிருப்பாங்க மேலேயும் உறைஞ்சிருப்பாங்க இதற்கு காரணம் என்னென்னா நீங்கள் தியானம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த கோயிலுக்குன்னு ஒரு எனர்ஜி ஏற்படும் இந்த சக்கரங்கள் ஏற்படுத்த முடியும் அந்த கோயிலில் ஏற்கனவே அதிகமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த விக்கிரகங்களுக்கு மந்திரங்கள் ஓரப்பட்டு ஏற்கனவே ஒரு எனர்ஜைஸில் வச்சுருப்பாங்க இந்த சக்கரங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணுது அந்த தாக்கத்தை தத்துவத்தை அதிகப்படுத்துது அதனால தான் சில நேரங்கள் வந்து வெளியிலேருந்து வெளியில் தியானம் பண்ணுறத விட கோயிலில் பண்ணுறது இன்னும் அதிகமாக ஏற்பட்டுரும் ஏன்னா அந்த அந்த கோயிலில் வந்து ஒரு இடத்துல மட்டுமே அந்த மண்டபத்தில் மேலும் மேலே வந்து ச அந்த சக்கரங்கள் வரையப்பட்டிருக்காரு பல இடங்கள்ல சுற்றி சுற்றி வரைஞ்சிருப்பாங்க நீங்கள் யாரும் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் பார்த்துட்டு அதை வந்து அது ஒரு சும்மா அவங்க இஷ்டத்துக்கு வரைஞ்சிருக்கிறாங்க ஓவியம் அப்படின்னு நினச்சிட்டு போகாதீங்க அதுக்கு வலிமை இருக்க ஓடணும் அதுக்கு நீங்கள் கீழே உட்காந்து தான் தியானம் பண்ணணும் சரிங்க நன்றி ஓம் சிவம்